காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது காலத்தை நீ மாற்று கரையேறி முன்னேறு நிமிடத்தில் துணிந்து செல் தொடங்குதில் உன் யுகம் நினைத்ததை நடத்திடு நினைப்புதான் this is me Raju this me is talking to this me so நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா how to get a healthy skin இதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஹெல்தி ஸ்கின் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி நான் சொன்ன மாதிரி ஆரஞ்ச் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் விட்டமின் டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னில் இருந்து நமக்கு நிறையா விட்டமின் கிடைக்கும் ஸோ அது வந்து தப்பே கிடையாது எல்லாருமே டேன் ஆகும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஒரு அந்த சூரியன் ரைஸ் ஆகும்ல அந்த ஒரு செவன் டு எயிட் அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விட்டமின் டி கிடைக்கும் ஸோ நீங்கள் மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலில் போனீங்க அப்படின்னா ஸ்கின் கண்டிப்பாக டேன் ஆக தான் செய்யும் so vitamin C vitamin D அப்புறம் விட்டமின் இ எல்லாருக்குமே நான் தெரியும் நான் சொன்ன மாதிரி பாதாம் ஸோ ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கோங்க அப்புறம் கூடவே சேர்த்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து கொஞ்சம் ஆவி பிடிங்க அப்புறம் ப்ராப்பராக உங்கள் ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஹெல்தி ஸ்கின் வந்துட்டு நீங்கள் உடனே கொண்டு வந்துடலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்